சிவ சிவ ஓம் ஆடக புண்ணியன பாம்பனி பாலகை அனிருத்ர பாக்கரனே பாலுருமெங்கள் பக்தி பிரவாததை பாலுருமெங்கள் பக்தி பிரவாததை அணிவாயவசியமே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலையே ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் பண்புலி தோலினை பொன்னிடை மீதினில் போற்றிய பரமேசா அன்பெனும் நூல் கொண்டு அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அணிந்திடு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர சிவ சிவபோம் ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவபோம் சிவபோம் அண்டம் இருந்திட கண்டம் கருத்திட நஞ்சினை சுவைத்தவனே அமுதம் போலிங்கள் எங்கள் மனமுள்ளதே அமுதம் போலிங்கள் எங்கள் மனமுள்ளதே அதை நீ அருந்திடுமே எங்கள் அருணாச்சல சிவனே शिव शिव ॐ ॐ ॐ हर हर शिव शिव ॐ अभयम् अभयम् अन्नामलये हर हर शिव शिव ॐ ॐ ॐ हर हर शिव शिव ॐ ऋषभमिवागनं तिरुविनिलूर्वलम् தினம் செல்லும் குரம ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலை ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் சச்சரன் கொக்கரை மத்தளம் ஒடுக்கையும் வசிக்கும் விமலேசா எங்களின் நெஞ்சமும் வாசித்து பழகிட எங்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட நேரம் உமக்கில்லையும் சொல்வாய் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவவோம் அபயம் அபயம் அண்ணாமலை ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் கங்கன கனலன கையெனல் நெருப்புடன் ஆடிடம் கோத்ததசை அம்பலம் போலிங்கள் நெஞ்சம் உள்ளதே அம்பலம் போல் எங்கள் நெஞ்சம் உள்ளது ஆடிடுவாயுடனே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் ஹர ஹர சிவ சிவ சிவ சிவ ஹர ஹர ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் பொங்கிடும் கங்கையை செஞ்சடை மீதினில் கொண்டகுணாநிதியே உன் திருவாசலில் ஆயிரம் கங்கை உன் திருவாசலில் ஆயிரம் கங்கை கண்களில் ஓரிடுமே அதில் குழி அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலை ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் மாலவன் சோதரி மங்கள ரூபிணி இடம்புறம் சுமந்தவனே தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது நியாயமுகீஸ்வரனே ஏற்பாய் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலை ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் சிந்தையில் சிவமனம் வீசுது தினம் தினம் அருவாயமரீசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் அண்ணாமலை ஹர ஹர சிவ சிவ ஓம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் ஆருயிரீசனே ஆனந்த கூத்தனே ஐயாலை திடுக சிவமே சிவமே தருவாய் நலமே சிவமே சிவமே தருவாய் நலமே அபயம் தாரணே எங்கள் அருணாச்சல சிவமே